பார்க்காமல் நான் தான் தவிக்கின்றேன் you just want you to know my status என்னை விட்டு நீ ஆசைப்பட்ட என் நெஞ்சம் உன்னை பார்த்ததால கொஞ்சம் எனக்காக நீ அதிகம் செஞ்சும் போதவே இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டு தவிக்கும் நெஞ்சோ வெளியே வர நிறைய செஞ்சோம் மனசுக்குள்ள ஏற்படும் நெஞ்சும் போதவே இல்லை damye kha nam va